hi friends welcome back to my channel நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோ குக்கிங் வீடியோஸ் குக்கிங் இல்லாமல் வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தியான ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப எஃபெக்டிவான சில ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜூஸஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் நம்மளும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்தியான ஸ்கின் வேணும் ஹேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹை அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நிறைய காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து for healthy skin and hair nutrients and minerals எல்லாம் from within the body நமக்கு கிடைக்கணும் அது இல்லாமல் நம்ம எவ்வளோதான் காசு செலவு பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஸோ இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜூஸஸ் எல்லாமே ரொம்ப அன்யூஷுவல் காம்பினேஷனாக இருக்கும் பட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இது எல்லாமே இந்த சம்மர் டைமுக்கும் வந்து ரொம்ப இதமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மசாலா பட்டர் மில்க் பண்ண போகிறோம் மசாலா மோர் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பட்டர் மில்க் சாப்பிடுவோம் பட் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நமக்கு வந்து இந்த மின்ட் அதாவது புதினா அண்ட் கொத்தமல்லி ரொம்ப நல்லது அதை வந்து நம்மளால் பச்சையாக எப்படியும் குடிக்க முடியாது பட் இந்த மோர் கூட சேர்த்து நம்ம குடிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நான் பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் புதினா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது உங்களோட எவ்வளோ ட்ரிங்க் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாதி க்ரீன் சில்லி போடுறேன் அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி சாப் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணுறேன் ஜீரகம் ஆட் பண்ணுறதுனால செம்ம வாசனையாக இருக்கும் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுங்க போதும் அடுத்து இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணுறேன் இப்போது இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து பிளண்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு செம்ம வாசனையாக இருக்குது இதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ரிங்க் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்டு டொமேட்டோ ஜூஸ் டொமேட்டோ வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃப்ரூட் நம்ம தான் அதை வெஜிடபிளில் சேர்த்துட்டோம் ஸோ அதை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிடும்போது இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து செரி டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் டொமேட்டோஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு டொமேட்டோ அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ ஆட் பண்ணுறேன் இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஸோ அடுத்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டொமேட்டோவில் இருக்கிற புளிப்புக்கு வந்து அந்த பெப்பர் சேரும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் போதும் இதில் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட அடுத்த ஜூஸும் ரெடி நம்மளோட அடுத்த ட்ரிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் அண்ட் புதினா ஜூஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதினா வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காய் ஆட் பண்ணுறேன் சொன்ன மாதிரி இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சாப் பண்ணி வச்ச புதினா எல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்புறம் ஒரு நல்ல பஞ்சுக்காக கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணுறேன் நீங்கள் இதை வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் இது ஒரு ஹாஃப் லெமன் இருக்கும் ஒரு நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தரதுக்கு நான் வந்து ரெண்டு சீட்லெஸ் டேட்ஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஹனி இல்லை சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன் தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுத்த ட்ரிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைசியாக பார்க்க போகிற ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் இதில் இல்லாத நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸே கிடையாது ஏபிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா apple beetroot and carrot juice வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் ஆப்பிள் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணலாம் அடுத்து ஒரு ஹாஃப் பீட்ரூட் இது வந்து ஒரு சின்ன பீட்ரூட்லேருந்து ஹாஃப் இது கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஹாஃப் கேரட் இதில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது மூணு மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க பட் நான் எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன் இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட குடிக்கலாம் பட் அப்படியே குடித்தா ரொம்ப நல்லது ஃபைபர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் குடிச்சிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்